ராகவு இது மர்ம தேசம் என்னதான் நடந்துச்சு திரு கணேசன் ஓகே அக்கா இது வந்துட்டு ரியலா வந்துட்டு என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் ஓகே என்னன்னா வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு ஃபியூ ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸோ நைட் கிளப்ல வந்து நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பதான் தான் நாங்க எல்லாமே வந்து ஃப்ரெண்ட் ஆகும் அப்ப ஃப்ரெண்ட் ஆகணும்னே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வந்துட்டு அவங்கள நாங்க பாக்கல அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இடத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்த இடம் எங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஈப்போ ஈப்போ பேரா பங்கலான்னு வந்துட்டு ஒரு இடம் இருக்கு ஸோ அந்த இடம் அந்த இடத்துக்கு வந்து நாங்க போய் லேப்பா பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்ப லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு அது ஜஸ்ட் ஒரு பாடாங்க தான் ஸோ பாடாங்க மின்னுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வீடு இருந்துச்சு ஓகேக்கா ஸோ அந்த ரெண்டு வீடு இது ஜஸ்ட் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன கதை தான் அண்ட் தென் வந்துட்டு மிமாங் அவங்க வந்து போய் சொல்ல மாட்டாங்க உண்மையிலே நடந்த ஒரு கதை தான் ஸோ அப்போ வீட்டில் வந்துட்டு ரெண்டு வீட்டு மணிக்கு வந்து ரெண்டு வீடு இருந்துச்சு அந்த வீடு வந்து செம்ம ஒரு புத்தம் புதுசான ஒரு வீடு அந்த வீடு என்னது விலை போறது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு eight hundred to one million கேக்கு வந்துட்டு அந்த ஒன் மில்லியன் கிட்ட வந்துட்டு அந்த வீடோட பிரைசிங் இருக்கும் மேமாங்க அந்த இடமே கொஞ்சம் லக்ஸரியான இடம் தான் அப்படி இருக்கும் பட் அந்த ரெண்டு வீடு மட்டும்க்கா அவங்க வந்துட்டு கட்டி கட்டி இருந்தாங்க கட்டிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல அந்த ரெண்டு வீடு மட்டும் வேலை போகவே இல்ல அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு சிக்ஸ் ஒரு செவன் இயர்ஸ் ஆச்சு அந்த வீடு அந்த வீடு வந்து வேலை போகவே இல்லை சோ எத்தனை சைனீஸ்காரங்க வந்துட்டு அங்க போயிட்டு சரி நம்ம வந்துட்டு வாங்கலாம்னு பாக்குறப்ப கூட வந்துட்டு அங்க அந்த வீடை வந்து வாங்க முடியல இது பண்ண முடியல சோ நம்ம இல்லாம வந்து அந்த வீடு என்ன ஆச்சுன்னா காடு மண்டி போய் காடே வந்துட்டு லைக் புள்ளையே வந்து மரம் மாதிரி ஆகி அந்த அளவுக்கு வந்து காடாயிரு சோ அப்ப நான் வந்துட்டு அங்க உட்காந்து அங்க லேப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு அந்த வீட்டு மேமாங்க அந்த பாடம் தான் ஏ ஏத்தாப்புல நாட் ஈவன் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டருக்குள்ள ஒரு டென் டு டுவெண்ட்டி மீட்டர்ஸ் அப்படிதான் அந்த ரோடு பாடாங்க ரோடு அந்த ரோடு மினுக்கு அந்த ரெண்டு வீடு அப்பதான் அந்த அந்த இடத்துக்கு நான் வந்து புதுசா போன வச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் ஏன் ப்ரோ வந்துட்டு அந்த எல்லா வீடும் இந்த இடத்துல இடத்துல வேலை போச்சு இந்த இடம் வந்து மேமாங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்லுவாங்க மேமாங்க ஒரு டவுன் டவுன் மாதிரி சொன்னாக்கா அங்க வந்து எல்லாமே அங்க எல்லா வசதியும் இருந்தோம் அந்த ரெண்டு வீடு மட்டும் ஏன் வந்து விக்கலன்னு சொல்லிட்டு அந்த வீடை பத்தி நாங்க வந்து விசாரிக்க ஆரம்பிச்சோம் அந்த வீடை வந்து நாங்க விசாரிக்க ஆரம்பிச்சோடனே வந்துட்டு அப்ப என் கூட்டாளி பயணங்களும் சொன்னேன் அப்ப அந்த அந்த அந்த ஒரு காய் இருக்காங்க அந்த காய் சொன்னாங்க அது எனக்கு தெரியல ப்ரோ ஆனா அந்த வீட்டுல வந்து மேமாங் செம்ம ஒரு சேட்டா இருக்கு ப்ரோ மேமாங்க வந்து எங்க வாழ்க்கையில நாங்க வந்துட்டு லைஃபா நாங்க பார்த்தோம் ப்ரோ அப்படின்னு அப்ப நாங்க வந்து கேட்க ஆரம்பிச்சோம் என்ன கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா வந்து அப்ப நான் கேட்கறேன் என்ன ப்ரோ ஆச்சு எது ப்ரோ ஆச்சு அப்படின்ட்டுன்னு அவங்களுக்கு வந்துட்டு பதினேழு பதினெட்டு வயசு இருக்கிறப்பக்கா அந்த இந்த கேட்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு கோஸ் ஹண்டிங் போவாங்க சோ மினிமம் வந்து சில சில இடத்துக்கு வந்து கோஸ் ஹண்டிங் போவாங்க அப்ப இந்த வீல வந்துட்டு கேள்விப்பட்டிருக்காங்க இந்த வீல வந்துட்டு பேய் இருக்கு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டப்ப வந்துட்டு ஒரு மூணு காய்ஸ் வந்துட்டு முதல் நாள் என்ன பண்ணிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கோஸ் ஹண்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க முத போறப்ப வந்துட்டு மினிமம் வந்து முத உள்ள போடுறப்ப வந்துட்டு யாருமே இல்ல சோ இருந்தாலும் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஷோ ஹவுஸ் இது மணிக்கு அது ஷோ ஹவுஸ் வந்துட்டு அந்த அந்த அந்த ஏரியாவே விற்காத பத்தி வந்துட்டு அந்த இடத்த மட்டும் வந்து விட்டுட்டாங்க ஸோ அந்த ஷோ ஹவுஸ்ல இருந்த வச்சு கட்டிலு கபி கபினெட் எல்லாமே வந்துட்டு அந்த வீட்டுல மட்டும் இருக்கும் நமக்கு அந்த ரெண்டு வீட்டுல மட்டும் வந்துட்டு இருக்கும் ஸோ அப்போ வந்துட்டு உங்க போயிருக்காங்க உங்க பேரை வந்ததுக்கா கீழே இது பண்ணியிருக்காங்க யாருமே ஒரு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்ல சரி நம்ம வந்துட்டு மேல ஏறுவோமேன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே வந்து மேல ஏறி இருக்காங்க ஸோ மூணு பேர் வந்துட்டு மேல ஏறுறப்ப பாக்குறப்ப வந்துட்டு முன்னுக்கு உள்ளவங்க வந்துட்டு பார்த்துருக்காங்க ஒரு உருவம் தருமாக்கா ஒரு உருவம் வந்துட்டு இந்த வீட்ல இருந்து அந்த வீட்டுக்கு வந்துட்டு தாவுறத வந்துட்டு பார்த்துருக்காங்க ஸோ பார்த்த உடனே வந்துட்டு அப்ப அவங்க வந்துட்டு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் தான் அங்க தாவுறாங்கன்னு சொல்லிட்டு திடீர்னு எங்கடா போற எங்கடா போற நம்ம இங்க இருக்கோம்னு சொல்லிட்டு பட் பார்த்தா திரும்பி பின்னால் திரும்பி பார்த்திருக்காங்க ரெண்டு பேரும் அங்கதான் இருந்திருக்கீங்க அப்ப அது யாரான்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க அண்ட் தென் வந்துட்டு அங்க வந்துட்டு யாரும் இல்லைன்னே வந்துட்டு அப்ப ஸ்டில் வந்து அந்த அந்த கைஸ் வந்து ஒன்னும் பயப்படல பயப்படல இது பண்ணல மேபி நம்ம ஒண்ணு போய் ட்ரை பண்ணுவோம்டான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க ஒண்ணுமே கிரா வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் ஒண்ணுமே இல்லை தரமாக்கா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இறங்கிட்டாங்க எல்லாமே இறங்கி வந்துட்டோன்னே வந்துட்டு என்னோட கூட்டல் பையன் ஒருத்தர் இருக்கான் தரமாக்கா அவனுக்கு வந்துட்டு மேமாங் தர எப்படி சொல்லுவாங்க நாட் சாட்டிஸ்பேக்ஷன் அவங்க வந்து அவ்வளவு தர பாஸ் மாதிரி இருந்திருந்தாங்க எப்படின்னா வந்துட்டு அவனுங்க பாத்துட்டானுங்களே நம்ம வந்துட்டு பாக்கலையே நம்ம ஒரு நாள் போய் பாக்கணும்னு சொல்லிட்டு மறுநாள் திரும்பி மூணு பேர் வந்துட்டு போயிருக்காங்க அப்படியே கொஞ்ச நேரம் லைன்ல இருங்க மறுநாள் என்ன நடந்துச்சு அப்படின்றத பாட்டுக்கு பிறகு பேசலாம் மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க ராகவில் இது மர்ம தேசம் மறுநாள் போய் என்னதான் நடந்துச்சு திரு கணேசன் திரும்பி வந்துட்டு இந்த வாட்டி வந்துட்டு கீழே மேல ஏறுறப்ப தர்மாக்கா கீழே மேல ஏறல கீழே இருக்கிறப்ப வந்துட்டு ஒரு மாதிரியான கூப்புற சத்தம் வந்து கேட்டுச்சு அவங்கள வந்துட்டு கூப்பிடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு எல்லாமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க எல்லாமே ஷாக் ஆயிட்டு ரெண்டு பாக்குறாங்க ஆனா அந்த குரல் மூணு பேத்துக்கும் விளங்குனுச்சு அந்த குரல் மூணு பேத்துக்கும் விளங்குன பிறகு கூட வந்துட்டு அவங்க மேமாங் வந்து அப்படி ஷாக் ஆயிட்டாங்க ஷாக் ஆயிட்டு நின்றுட்டு அப்படியே வந்து ஆனா என்ன கூப்பிட்டாங்கன்றது வந்துட்டு அவங்க கேட்கல சோ திரும்பி ரெண்டு மூணு பேருமே வந்துட்டு திரும்பி வந்து கேட்டிருக்காங்க டே நீ வந்துட்டு உனக்கு குரல் கிடைச்சு உனக்கு குரல் கிடைச்சானே மூணு பேத்துக்கு வந்து அந்த குரல் கிடைச்சு இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த அந்த ஒரு என்னோட அந்த ஒரு மின்னுக்குள்ள அந்த ஒரு அந்த ஒரு லீடர் இருக்காங்க அவங்க வந்து நான் பார்ட்டி ஆகணும் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு படி மேல ஏறி இருக்காங்க படி மேல ஏறினப்ப வந்துட்டு என்ன அப்படியே படிமலை ஏறி இருக்காங்க படிமலை ஏறினப்ப என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு அந்த மூணாவதா ஒருத்தங்க இருந்திருந்தாங்க தெரியுமாக்கா அவங்களுக்கு பின்னால அந்த உருவம் வந்துட்டு மேமாங்க வந்து நின்று நின்றுகிட்டு இருந்துச்சு சோ இவங்க முன்னுக்குல இருந்து படியில ஏறிட்டு பின்னால இருந்து திரும்பி பாக்குறப்ப வந்துட்டு உருவம் இருக்கிறத பார்த்தோன்னு இவங்க வந்து ஓடிட்டாங்க தெரியுமாக்கா ஓடிட்டா எல்லாமே வந்து மேமா அந்த இடத்த விட்டு ஓடிட்டானுங்க ஓடிட்டு இது ஓடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே சுடா சுடா லாரியில அந்த உருவத்தை மேமா பாத்துட்டானுங்க லாரி லாரி ஆகணும்னே இந்த இந்த இந்த என்னோட கூட்டாளி இருக்கான்ல ஆனா அவன் வந்துட்டு பாக்கல நான் வந்து அவ்வளவு லைஃபா பாக்கல நான் அவ்வளவு இதா பாக்கலன்னு மூணாவது நாள் வந்துட்டு என்ன ட்ரை மூணாவது நாள் திரும்பி போயிருக்காங்க மூணாவது நாள் வந்துட்டு என்ன ட்ரை பண்ணிருக்கான்னா இவனுங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து தூரமா வச்சுட்டான் இந்த மேமாங் தூரமா அந்த வளவுலயும் அவன் நிப்பாட்டிட்டு இவன் மட்டும் போகணுமேன்னு சொல்லிட்டு இவன் மட்டும் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா மூணாவது வந்துட்டு அந்த வீட்டு வாசல்ல நின்றுருக்கான் நின்ற உடனேக்கா அந்த வீட்டு வாசல் பெல்கனியில மேமாங் லைஃபா வந்து அந்த உருவம் பார்த்தானாக்கா எப்படின்னா வந்து நீட்டு முடி வெள்ள மூஞ்சி நீட்டு மூஞ்சி ரோட்ல அடிப்பட்டு தேஞ்ச மாதிரி அவன் அப்படி பார்த்திருக்கான் மேமாங் அவன் அப்படி பார்த்துட்டு அவன் பயந்துட்டு அதுக்கெல்லாம் பெல்கனி மேல இருக்குமாக்கா அது வந்து மேமாங் காணலோடது பெல்கனி மேல இருக்கான் வந்து வாசல்ல இருக்கான் சூழ நீட்டு முடிக்கு பார்த்த அவன் அந்த சரி நம்ம பார்த்துட்டுமே நம்ம ஓடிடுவோம்னு சொல்லிட்டு ஓட போறான் பட்டுன்னு வந்துட்டு அது அந்த சைட்ல டக்குன்னு எட்டுமே செகண்ட்ல வந்து நான் ஓடுறப்ப டக்குன்னு சைட்ல வந்து நின்றுட்டு ஓகேக்கா அவனையே நின்று பாத்துக்கிட்டு இருந்திருக்கு அவன் என்ன பண்ணிருக்கான் நம்ம பயந்து ஓடுனா வந்துட்டு நம்ம வந்துட்டு கதையை ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போயிருக்கான் சோ நடந்தே போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓடிட்டு வீட்டுக்கு எல்லாமே போய் சேர்ந்துட்டானுங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு மேமா அங்க ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு வந்துட்டு அவனுக்கு தெரிஞ்சிச்சுக்கா ஒன் டே பன்னெண்டு மணிக்கு வந்துட்டு என்னது அவனுக்கு ரெண்டு பேர் வீட்டுல ஒரே டைம்ல அந்த வீட்டுல பூந்து அவங்கள போட்டு அமுக்குனுச்சு மேமா செம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணுனுச்சு ஆனா இவனுக்கு வந்துட்டு ஒண்ணுமே ஆகல ஒண்ணுமே இது பண்ணல இவன் வந்துட்டு அவன் அவங்க ரெண்டு பேரும் வந்து உனக்கிட்ட வந்து பேசுறப்ப எனக்கு ஒண்ணுமே ஆகல நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு இருந்துச்சு ஆனா இவனுக்குள்ளே வந்துட்டு அந்த பார்த்த உடனேக்கா இவனுக்குள்ளே வந்துட்டு அந்த பயம் வந்துருச்சு அவனுக்கு வந்து காய்ச்சலாம் அடிக்க அவனுக்கு ஆல்ரெடி வந்து சிவரிங் காய்ச்சலாம் வந்துருச்சு சோ வந்து என்ன பண்ணிருக்கான் இது வந்து அஞ்சாவது நாள் வந்து நடக்கிறதுக்கா திரும்பி மறுநாள் வந்துட்டு இவன் வந்துட்டு தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கியிருக்கான் வீட்டுக்குள்ள ராத்திரி தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கியிருக்கான் சோ கீழே இறங்கினப்பாக்கா இவன் என்ன அது மேமாங்க வந்துட்டு அவன் லைஃப்லயே வந்துட்டு அவனுக்கு வந்து ஹெல்ப்லெஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வேற வழி இல்ல அப்படின்னு வந்து அவன் லைஃப்ல யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னாக்கா இருக்கான் அவன் தண்ணி கீழே குடி தண்ணி வீல வந்து குடிக்க இறங்கியிருக்கான் இறங்கின உடனே வந்துட்டு அவன் சைட்ல வந்துட்டு சாமி மேடம் வந்துட்டு சாமி மேடம் பக்கத்துல வந்துட்டு சாய்பாபா சிலை இருந்திருக்கு ஓகேக்கா சாமியோட சாமியோட பக்கத்துல வந்து சிலை இருந்திருக்கு அவன் தண்ணி குடிச்சிட்டு இறங்குறப்ப அந்த உருவம்க்கா அந்த சிலை பக்கத்துல வந்துட்டு அப்படி நின்று அவன் லைஃபா வந்து அவனுக்கு அந்த டைம்ல வந்துட்டு அவன் வந்து ஒர்த்லெஸ் ஆயிருச்சு ஆனா அவனை போட்டு அமுக்குல எதுவுமே பண்ணல அந்த லைஃபா மேமா வந்து வந்துட்டு அந்த அத்தனை நாள் அவனை வந்து இக்கோட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கு அது வந்து வந்து அவனை வந்து வார்னிங் கொடுத்த மாதிரி நீ இதுக்கப்புறம் வந்து என்னை உங்களுக்காத இதுக்கப்புறம் நீ உன்னை உங்களுக்கு நான் வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டு அந்த அந்த சாமி மேட பக்கத்துல அது உருவம் எடுத்து நிக்குதுக்கா அவன் வந்து சொல்றான் ப்ரோ நம்மளை காப்பாத்துறதே ஒரு கடவுள் தான் ஆனா அந்த கடவுள் உருவ அந்த கடவுள் பக்கத்திலேயே வந்து அது நிக்குதுன்னா நம்ம எந்த அளவுக்கு தப்பு பண்ணி இருக்கணும் தெரியுதா ப்ரோ நீ வந்து ஹெல்ப்லெஸ் நீ வேற யாருமே தேடி போக முடியாது அப்படின்னு அந்த நாள் ஃபுல்லாக்கா அவனுக்கு வந்து தூக்கமே இல்ல அவன் பக்கத்துல வந்து அவங்க அண்ணன் தான் இருந்திருந்தாங்களா தூக்கமே இல்லையா டே அந்த நாள் ஃபுல்லாவே வந்துட்டு வந்துட்டு வந்துட்டு தான் போகுமா அந்த அந்த ரைட் அந்த அந்த நைட்டு ஃபுல்லாவே வந்துட்டு அவன் கதவு மீனுக்கு வந்து நின்றுட்டு பார்த்துட்டு போகுமா வந்து நின்றுட்டு பார்த்துட்டு போகுமா வந்து நின்றுட்டு பார்த்துட்டு போகுமா அந்த மாதிரி தான் இருந்துச்சான் ஆனா அவனுக்கு வந்து அந்த கடவுள் பக்கத்துலயே வந்துட்டு அது சில உருவம் எடுத்து இருந்த வாசியம் வந்துட்டு அவன் வந்து ஒத்துலஸ் ஆயிட்டான் ஸோ ஒத்துலஸ் ஆன உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் ஆறாவது நாள் என்ன பண்ணியிருக்கான்னா வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த வாட் அந்த வீட்டு வாசல இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு நான் வந்து உன்னை கச்சோ பண்ணேன்னு எனக்கு தெரியுது என்னை வந்து இதுக்கப்புறம் நீ டிஸ்டர்ப் பண்ணாத என்னை உண்மையிலேயே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்ட உடனே வந்துட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல ஒண்ணுமே இல்ல அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க நம்ம வந்துட்டு ஒரு ஒரு ஒரு கெட்ட சக்தியை வந்துட்டு நம்ம வீணா ஒம்புழுத்தோம்னா வந்து கடவுள் கூட நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்கன்றது ஒரு பாடம் வந்து அவனுக்கு கத்துக்கிட்டாங்க மர்ம தேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க